அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம குரூடா இல்ல ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா மே தேர்ட்டியத் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் டுவெண்ட்டி டூ ஆகுது கரெக்டாக ஒரு செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜெனரேட் ஆயிருக்கு செல் கால் வந்திருக்குன்றனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு நெக்ஸ்ட் வந்து பை கால் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதை நாங்கள் ஷோ பண்ணுறோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு எவ்ரிடே வந்து டுவெல் பிஎம்க்கு அப்புறம் என்ன மாதிரி கால் வருது அப்படின்றத நம்ம டெய்லி வீடியோவாகவே ஆக்சுவலி அப்லோட் பண்ணுறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை கால் வரையில் எப்படி இருக்குது ஒரு செல் கால் வரையில் அந்த கேண்டில் கலர் எப்படி மாறுது entry point target stop loss எப்படி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத ஷோ பண்ணுறது தான் இந்த வீடியோவை நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ டுவெல் பிஎம்க்கு அப்புறம் நமக்கு ஃபஸ்ட் ஜென்ரேட்டாக இருக்கக்கூடிய ஒரு கால்னு எடுத்துக்கிட்டால் செல் கால் தான் ஸோ இப்போ செல் கால் போய்கிட்டு இருக்கு ஸோ செல் கால்ன்றனால ரெட் கலர் கேண்டில் அதுலேருந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல அதான் என்ட்ரி பாயிண்ட் கூறிய line sell at eight nine eighty one அப்படின்ட்டு இருக்குது கீழே இருக்க ரெண்டு ரெட் கலர் லைன் தான் first target second target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஸ்டாப் லாஸ்ட் லைன் இதில் நமக்கு first target eight eight fifty eight point thirty five இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் இருக்குது இந்த டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் பிரேக் அவுட்டுக்காண்டி தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் எவ்ரிடே நம்ம வந்து டுவெல் பிஎம்க்கு அப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் சொல்லப்போனால் ஆக்சுவலி மார்னிங் மார்க்கெட் ஃபோக்கஸே பண்ணுறதில்ல நம்ம ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் ரொம்ப பெக்குலியராக பார்க்குறோம் ஏன்னா மார்னிங் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ வால்யூம் லோ வாலட்டைலில் இருக்கும் இருக்கும் அதே கொஞ்சம் டுவெல் பிஎம்க்கு அப்புறம் அப்படியே அந்த ஆஃப்டர்நூன் மார்க்கெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் மூவ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அந்த டயத்தில் ஜென்ரலாக எந்த ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணாலுமே கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அப்படி தான் நம்ம டெய்லி வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் பிஎம்க்கு அப்புறம் க்ரூட் ஆயில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் இப்போதைக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு ஸ்லோவாக தான் ட்ரேடிங் போயிட்டு இருக்கு நம்ம டேரெக்டாகவே பார்ப்போம் டார்கெட்டாக ஸ்டாப் லாஸ் ஆன்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டி சிக்ஸ் ஆகுது நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே டவுன் வந்துச்சு பட் அப்போதைக்கு மார்க்கெட் ரெக்கவரி அந்த ரெக்கவரி இப்போ ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அகைன் டவுன் இந்த டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு first target range break out கொடுக்குது எயிட் நைன் எயிட்டி ஒனில் வந்தது இப்போ eight nine fifty one range fifty five இந்த ரேஞ்ச் வரைக்கும் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் கிடைச்ச செல் கால் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி இப்போ டைம் பாருங்க ஒரு ஒன் டுவெண்ட்டி யூரோப்பியன் மார்க்கெட்லாம் ஒன் தேர்ட்டிக்கு ஓப்பன் ஆக போகுது அதை ஒரு கிட்டத்தட்ட அது நெருங்கின ஒரு நேரம்னு கூட சொல்லலாம் இந்த டயத்தில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ரெக்கவரி கொடுத்ததில் ஒரு பையிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகுது அகைன் நமக்கு ஒரு பைக்கால் கிடைக்குது பைக்காலும் சேம் என்ட்ரி மாயின் buy at eight nine eighty one but இந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்ட்டை ரீச் அவுட் ஆகணும் அப்படின்னா நைன் தௌசண்டை பிரேக் அவுட் பண்ணணும் நைன் தௌசண்ட் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஆர்ட்டை ரீச் அவுட் வந்து கொடுக்க முடியும் ஸோ இப்போதைக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வித் டார்கெட்டோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தோடையும் தான் நமக்கு வந்து ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டில்னுடைய மூமெண்ட் அனலைஸ் பண்ணும் அந்த பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸை ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் பண்ணி தரும் எப்படி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதே மாதிரி சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க அந்த சார்ட்டில் கால்ஸ் வரும் வர்ற கால்ஸை பார்த்து உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு ஒரு பைக்கால் கிடச்சிருக்கு இதோட மூவ்மெண்ட்டு எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பைக்கால் ஜெனரேட் ஆகிட்டு ஒரு டுவெல் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகுது இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஆக்சுவலி பைக்கால் ஜெனரேட் ஆன எயிட் மினிட்ஸ்லேயே நைன் தௌசண்ட் ரேஞ்ச் வந்துச்சு அதுக்கடுத்து ஒரு ஒன் மினிட் கழிச்சு தான் பிரேக் அவுட் அந்த பிரேக் அவுட்டை ஃபாலோ பண்ணி இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஆர்ட்டை ரீச் அவுட் வந்து கொடுக்குது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு ஏன்னா நைன் தௌசண்ட்ன்றது ஒரு ரவுண்டான ரேஞ்ச் ஸோ அந்த ரவுண்டான ரேஞ்சுன்றனால மார்க்கெட்டால் ரொம்ப வேகமாக போய் பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் டுவெல் பிஎம்க்கு அப்புறம் கிடைச்ச பைசல் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுத்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு கேண்டில் பிரேக் அவுட் பண்ணி அதுவே கால்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுத்து அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாகவே இருக்கு சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ